சோ வந்து இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் லெசன் படிக்க போறோம் பஞ்சம பாட்டகா வித்யாலயாகா வித்யாலயாகனாலே ஸ்கூல்ஸ்னு அர்த்தம் வித்யாலயா அகாராந்த புள்ளிங்க சப்தம் பிரதமா விபக்தி ப்ளூரல் சரியா யார் படிக்கல ராஜலக்ஷ்மி நீங்க படிங்க வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் இது சூக்தி வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் இது சூக்தி உக்திஹி அப்படின்னா சேயிங் அர்த்தம் சூக்திஹி அப்படின்னா நல்ல சோபனம் உக்திஹி ரொம்ப ஒரு குட் சேயிங் என்ன அப்படின்னா வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் வித்யாதனம் அப்படிங்கிறது வித்தியைய நாலேஜே வந்து wealth the wealth in the form of knowledge அது வந்து என்ன அப்படின்னா சர்வதனாத் பிரதானம் எல்லா தனத்தை விட அதுதான் பிரதானம் வசத்தின்னு அர்த்தம் it is the greatest wealth among all wealth ஓகேவா among all the wealth we purchase ஏன்னா வித்யாதனம் அப்படிங்கிறது இப்ப நம்ம கிட்ட ஒரு ஒரு பைசாவோ ஒரு நகையோ இருந்தா யாராவது நம்ம கிட்ட பறிச்சுன்னு போயிடலாம் வித்யாதனம்ங்கிறது நம்ம கிட்ட யாரும் திருட முடியாது நம்மளா விரும்பி ஒன்று சொல்லி கொடுக்கறதுங்கிறது வேற அப்படி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க நம்மளுடைய ஞான விருத்தி தான் ஆகும் சோ இந்த தனம்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து so that is the most ரொம்ப ஒரு ப்ரஷியஸ் தனம் எது அப்படின்னா அது வித்யாதனம் சோ வித்யாதனம் சர்வதனாது பிரதானம் இது சூக்தி சரியா இருக்கா வித்யாம் வித்யாபியாசித்தும் வித்யா வித்யாம் அபியசித்தும் வித்யாம் அபியசித்தும் ஏ தாவதிச்சந்தி ते வித்யார்த்தினோ பவந்தி வித்யாம் அபியசித்தும் அந்த மா வித்யாம்ல இருக்கிற மகாரம் பிளஸ் இங்க வந்து அபியசித்தும்ல இருக்கிற ஆவ சேர்த்துக்கணும் ரெண்டும் சேர்த்து அபியசித்தும் ஆயிடுறது புரியுறதா வித்யாம் அபியசித்தும் அந்த வித்யை அபியாசம் கர்த்தும்னு அர்த்தம் அபியசித்தம்ங்கிறது துமுனந்தத்துல இருக்கு சரியா அபியாசம் கர்த்தம் இத்தர்த்தா அபியாசம் செய்வதற்காக தே ஏ இச்சன் ஏ தாவது இச்சந்தி தே வித்யார்த்தினா பவந்தி யாரு வந்து இந்த வித்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறாளோ தாவது இச்சந்தி யார் வந்து இத வந்து இந்த வித்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறாளோ இச்சந்தி தே வித்யார்த்தினா பவந்தி வித்யார்த்தினா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் சரியா வித்யார்த்தினா வித்யார்த்தின் வித்யார்த்தினோ வித்யார்த்தினா வித்யார்த்தினி அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ரீலிங்கம் சோ ஏ தாவதிச்சந்தி யார் வந்து இதுக்கு ஆசைப்படுறாளோ தே அவர்கள் தான் வித்யார்த்தினா பவந்தி those who like to learn are called a students புரியுறதா ஏ வித்யார்த்தி அப்படின்னா அவ வந்து வித்தியைய அர்த்திக்கிறான் அத கத்துக்கணும்னு ஆசைப்படுறான் சரியா அதனால அவள வித்யார்த்தி வித்யாதனம் ஆர்ச்சயித்தும் விதேஷா விதேஷானபி கச்சந்தி கேச்சித்து केचित् தனிக வர்க்கேஷு ஜாதாகா अनिकवर्गेषु जाताः ஆஹ் அது பேர் தனிக வர்க்கேஷு இங்க இருக்கு பாருங்க केचित् केचित् धनिकवर्षु வர்க்கேஷு ஜாதாகா இது வந்து என்ன அப்படின்னா வித்யாம் அர்ஜயித்தும் வித்யையை ஆஹ், சம்பாதிப்பதற்காக டு ஏர்ன் த நாலேஜ்னு அர்த்தம் வித்யாம் அர்ஜயித்தும்னா அதுவும் துமுனந்தத்துல இருக்கு வித்யா தனம் அர்ஜயித்தும் வித்யாங்கிற ஒரு வெல்த்த அர்ஜயித்தும் டு ஏர்ன் இத அத ஏர்ன் பண்றதுக்கோசரம் விதேஷானபி கச்சந்தி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் கூட போறா யாரு அப்படின்னா கேச்சித்து தனிக வர்க்கேஷு ஜாத்தாக கேச்சித்து தனிக தனிக வர்க்கேஷு ஜாத்தாக கேச்சித்து தனிக வர்க்கம் அப்படின்னா இந்த ரிச் பீப்புள் இருக்கா இல்லையா அந்த வர்க்கம் கிளாஸ் ஆஃப் ரிச் பீப்புள் அந்த கிளாஸ் அதுல இருக்கிறவா ஜாத்தாகா தர்க் தனிக்க வர்க்கேஷு ஜாத்தாகா இங்க வந்து இந்த கேச்சித்துல இருக்கிற இந்த தகாரமும் இந்த தனிக்கத்துல இருக்கிற இந்த தாவும் சேர்ந்து இந்த தா வந்து கீழே விழுது கேச்சு தனிக்கம் சரியா கேச்சித்து தனிக்க வர்க்கேஷு ஜாத்தாகா தனிக்க வர்க்கத்துல பிறந்தவா சரியா கேச்சித்து சில பேரு என்ன பண்றா அப்படின்னா வித்யாதனம் அர்ஜை ஆர்ஜயித்தும் to earn this knowledge the wealth of knowledge videshan api gachanti they also go to the uh, foreign countries videshaha ஸ்வதேசம்னா நம்மளுடைய தேசம் விதேசம்னா ஃபாரின் நம்ம தேசத்தை விதேசானு அப்படி கச்சந்தி ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் கூட போகிறார்கள் செல்கிறார்கள் சரியா அதுக்கப்புறம் ஆதுனிக காலே வித்யா விவிதா விலசந்தி ஆதுனிக காலே ஆதுனிக காலம்னா இந்த மாடர்ன் வேர்ல்டு ஆதுனிகம்னா மாடர்ன் அர்த்தம் ఆధునిక காலே இந்த மாடர்ன் டைம்ஸ் வித்யா விவிதா விதசந்தி வித்யா இந்த நாலெட்ஜுங்கிறது விவிதாக பலவிதமாக லசந்தினாலே ஷைனு விலசந்தி அப்படின்னா பரிமளிக்கிறது பலவிதமான knowledge there are different type of types of knowledge to learn சரியா அதான் அப்புறம் சாமானியதः சர்வேஷாம் கிருதே யா வித்யா பிரணாலி சர்வகாரேன கல்பிதா பவதி சா சாமானிய வித்யா சாமானியதா சாமானியம்னால நார்மல் அர்த்தம் சாமானியதா இந்த இடத்துல சாமானியதா இன் ஜென்ரல் சர்வேஷாம் கிருத்தே யா வித்யா பிரணாலி சர்வகாரேன கல்பிதா வித்யா பிரணாலி பிரணாலினா மெத்தடுன்னு அர்த்தம் வித் அது எஜுகேஷன் மெத்தடுன்னு இருக்கு இல்லையா இப்ப நம்ம ஊர்ல வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த எஜுகேஷனல் ஸ்ட்ரீம் சர்வேஷாம் கிருத்தே யா வித்யா பிரணாலி ஒரு அந்த அந்த டைப் அது வந்து சர்வகாரேன கல்பிதா யா வித்யா பிரணாலி சர்வகாரேன அப்படின்னா கவர்மெண்டால கல்பிதா கல்பிதானா கல்பனை பண்ணப்பட்டதுன்னு இல்ல தாட்னு இல்ல what has been decided by the government government சர்வகாரேன சிபிஎஸ்சின்னு எடுத்துனா they have a pattern of ஒரு சிலபஸ் இருக்கு இல்லையா சோ வித்யா பிரணாலிங்கிறது அந்த எஜுகேஷன் சிலபஸ் ஆதி சர்வகாரேன யா கல்பிதா பவதி எது வந்து டிசைட் பண்ணப்பட்டதோ சா சாமானிய வித்யா தட்ஸ் வெரி நார்மல் எஜுகேஷன் அப்படின்னா இந்த ஸ்கூலிங்ல இருக்கிற எஜுகேஷனை பத்தி முதல்ல சொல்றான் புரியதா சரியா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் விசேஷத்த வித்யாபியாசோ எதி கிரியதே சா விசேஷ வித்யா விசேஷத்தக சோ விசேஷத்தக ஸ்பெஷலா வந்து ஏதாவது ஒரு வித்யாபியாசா அதாவது நான் வந்து ஸ்பெஷலா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா அது விசேஷத்தக வித்யாபியாசக எதி கிரியதே விசேஷத்தக ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது ஒரு வித்யாபியாசம் எதி கிரியத்தே பண்ணப்பட்டதே ஆனால் சா விசேஷ வித்யா it is called a special education புரியுறதா other than the school syllabus இப்ப வந்து இந்த கிரெடிட் சிஸ்டம் அதெல்லாம் சொல்றாளே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேணுங்கிறத படிச்சுக்கலாம்னு இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ் எல்லாம் இருக்கேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா படிக்கிற ஞானம்ங்கிறது உங்களுக்கு விசேஷ வித்யா வித்யாலயேஷு உபயவிதோ வித்யாபியாச கிரியதே வித்யாலயேஷு இன் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ்ல உபயவிதா உபயவிதகனா என்னது சாமானிய வித்யா விசேஷ வித்யா அந்த மாதிரி உபயவிதா ரெண்டு டைப்பான வித்யாபியாசக வித்யினுடைய அபியாசம் அந்த அந்த லேர்னிங் கிரியதே செய்யப்படுகிறது சோ உபயவிதா வித்யாபியாசகாங்கிறது இந்த உபயவிதகாங்கிறது வித்யாபியாசத்துக்கு அப்ஜெக்டிவா போகுது சரியா ஓகேவா கிளியரா இருக்கா சாமானிய வித்யாபியாசிய வித்யாபியாசாய பிராத்தமிக் வித்யாலயாக உன்னத வித்யாலயாக மகாவித்யாலயாச்ச தேசே சர்வேஷு प्रदेशेषु स्थापिताः सन्ति ஆஹ் சாமானிய வித்யாபியாசாய சாமானியமா ஒண்ணு சாதாரணமா to get a normal education அபியாசாய பிராதமிக வித்யாலயாக அப்படின்னா ஏர்லி ஸ்கூலிங் அதாவது இந்த பிரைமரி ஸ்கூலிங் அப்புறம் உன்னத வித்யாலயங்கிறது ஹையர் செகண்டரி பிராத்தமிகம்ங்கிறதுல நீங்க பிரைமரி அண்ட் செகண்ட் அதாவது என்னது ஜூனியரா ஜூனியர் ஸ்கூல் ரெண்டுமே எடுத்துக்கலாம் உன்னத வித்யாலயம்ங்கிறதுல உங்களுக்கு வந்து நீங்க ஹையர் செகண்டரி மகாவித்யாலயம்ங்கிறது யூனிவர்சிட்டி சோ அந்த மகாவித்யாலயாக இந்த மாதிரி பிராதமிக வித்யாலயாக ஏர்லி ஸ்கூலிங் ஸ்கூல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் உன்னத வித்யாலயாக காலேஜ் ஓகே காலேஜ் அதுக்கப்புறம் இந்த பிராத ஓகே இந்த பிராதமிக வித்யாலயாகவே உங்களுக்கு ஃபுல் ஸ்கூல் எஜுகேஷன் சரியா முதல் பிரைமரில இருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் உன்னத வித்யாலயாங்கிறது டிகிரி படிக்கிறதுக்கு காலேஜ் போறோம் மகாவித்யாலயாகனா உங்களுக்கு ரிசர்ச் பேஸ்டு யூனிவர்சிட்டிக்கு போறோம் மகாவித்யாலயம்ங்கிறது உங்களுக்கு யூனிவர்சிட்டி சரியா உன்னத வித்யாலயம்ங்கிறது காலேஜ் தேசே சர்வே சர்வேஷு பிரதேசேஷு ஸ்தாபிதாக பவந்தி சோ இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே தேசே நம்மளுடைய நாட்டுல சர்வேஷு எல்லா பிரதேசேஷு எல்லா பிரதேசங்களிலும் ஸ்தாபிதாக சந்தி it has been established everywhere in in our country புரியுதா प्रायेण पञ्चदशवर्षौ वर्षैः सामान्यविद्याभ्यासः समाप्यते ஆஹ் சோ பிராயண மோஸ்ட்லி என்ன அப்படின்னா பஞ்சதச வருஷைஹி சோ ஜூனியர் இதுல இருந்து பேர் என்ன கேஜில இருந்து ஆரம்பிச்சேன்னா பிப்டீன் இயர்ஸ் பஞ்சதச வருஷைஹி பதினைந்து வருடங்களினால் எது சமாப்பியதே எது சமாப்பிக்கப்படுகிறது சாமானிய வித்யாபியாச நார்மல் ஏர்லி எஜுகேஷன்ங்கிறது it is it it it is for fifteen years fifteen இயர்ஸ்ல அது வந்து கம்ப்ளீட் ஆகுது தெரியறதா விசேஷ வித்யாபியாசாய வந்து ஆப்பு இங்க சமாப்பியதைங்கிறது ஆப்பு அப்படிங்கிற ஒரு தாத்து ஆப்பியதே சமாப்பியதே சரியா சம்முங்கிறது உபசர்க்கம் ஆப்னோதி அப்படிங்கிறது இன் ஜென்ரல் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுன்னு லட்டு பரஸ்மை பதம் இங்க வந்து சம்முங்கிற ஒரு உபசர்க்கம் பிளஸ் வந்து வர்ஷைஹி சமாப்பியதே வர்ஷைஹி சாமானிய வித்யாபியாச சமாப்பியத்தைன்னு சொல்லும்பொழுது இது வந்து பாசிவ்ல இருக்கு சோ சமாப்தியதேன்னு சொல்லும் சொல்லும்பொழுது இது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு சம்மு ஆப்பு உங்களுக்கு ஆத்மநேபத ஃபார்ம் எடுத்துன்றோம் வித் யகார் சரியா அதுக்கப்புறம் விசேஷ வித்யாபியாசாய विविधा विद्यालयाः तत्र तत्र स्थापिताः सन्ति விசேஷ வித்யாபியாசாய விசேஷமாக ஸ்பெஷல் எஜுகேஷன் அதுக்கு அதுக்கோசரம் விவிதாக வித்யாலயாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் தத்ர தத்ர ஸ்தாபிதாக வ- சந்தி அங்கங்க இட் இஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஓகேவா to acquire special education different types of colleges are established or schools are established சரியா तत्र अध्ययेय विषया नदीत्य परीक्ष परीक्षासु उत्तीर्णाः विविधाक्षु विविधासु वृद्- वृद्धिषु जी- जीवितयात्रां कुर्वन्ति ஆஹ் தத்ர அத்தியேய விஷயானு பிளஸ் அதீத்ய இங்க வந்து உங்களுக்கு வந்து நகாரம் பிளஸ் அகாரம் விஷயானுல இந்த நகாரம் முடிஞ்சிரும் அப்படி அதுக்கப்புறம் இங்க வந்து அதீத்ய அப்படிங்கிறது இங்க டிஃபரெண்டா ஆரம்பிக்கும் சரியா சரியா விசேஷானு அத்தியேய விஷய விசேஷானு தத்ர தத்ரனா தத்ர வித்யாலயேஷு அத்தியேய விஷயானு அத்தியேயம்னா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அர்த்தம் திங்ஸ் டு லேர்ன் சரியா அத்தியேய விஷயானு அதித்ய ஆஃப்டர் லேர்னிங் சரியா அதித்யங்கிறது உங்களுக்கு லெப்ல இருக்கு ஆஹ் அதித்ய பரீட்சாசு உத்தீர்ணாகா they get they pass the exams உத்தீர்ணாகனா பாஸ் பண்றதுன்னு அர்த்தம் தேர் சக்சஸ்ஃபுல் இன் தேர் எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா விவிதாசு விற்பிஷு ஜீவித யாத்திராம் குருவந்தி and they they go in different branches விற்பி அப்படின்னா பலவிதமான வேலைகள்ல ஈடுபட்டு இருந்து ஜீவித யாத்திராம் குருவந்தி தே ஸ்பெண்ட் தேர் லைஃப் சரியா they carry on with their life so ತತ್ರ ಅಧ್ಯೇ ವಿಷಯಾನ್ ಅಧೀತ್ಯ சோ வந்து இங்க விசேஷ வித்யாபியாசாய விவித விவிதாக வித்யாலயாக தத்திர சத்திர ஸ்தாபிதாகான்னு இருக்கு இல்லையா இந்த விசேஷ வித்யாபியாசாய இந்த விசேஷ வித்யாபியாசாய அங்க அங்க ஸ்தாபிதாக சந்தி அதுல போய் படிச்சுட்டு அத்தியேய விஷயான்னு அத்தீத்திய அங்க என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதை கத்துண்டு பரீட்சாசு உத்தீர்ணாகா they pass the exams they are successful in their exams அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா விவிதாசு விற்த்திஷு விற்த்தினா தொழில்னு எடுத்துக்கோங்க பலவிதமான தொழில்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஜீவித யாத்ரா குருவந்தி தே ஸ்டார்ட் தேர் லைஃப் சரியா உம் अध्यापकाः न्यायवादिनः वैद्याः सर्वकारविभ विभागेषु नानाविधाः कर्मचारिणश्च உம் विशेषविद्या विद्याभ्यासेनैव शिक्षिताः सन्तो जीवनोपायान् लभन्ते ஆஹ் சரி அத்தியாபகாக அத்தியாபகாக நியாயவாதினः வைத்தியாः சர்வகார விபாகேஷு நானாவிதாः கர்மச்சாரிணः च விசேஷ வித்யா வித்யா அபியாசேனேவ சிக்ஷிதாக சந்தः ஜீவன உபாயான்னு லபந்தே சோ வந்து அத்தியாபகாக டீச்சர்ஸ் நியாயவாதினः அப்படின்னா லாயர்ஸ் வைத்தியாகான டாக்டர்ஸ் சர்வகார விபா விபாகேஷு சர்வகார விபாகம் அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல விபாகம்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நானாவிதாக கர்மச்சாரினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நானாவிதாகனா பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கர்மச்சாரினா அப்படின்னா ஒர்க்கர்ஸ் விசேஷ வித்யாபியாசேனைவ சிக்ஷிதாக சந்தா so they are they've been trained in the special education ஸ்பெஷலா அதாவது சாதாரணமா படிக்கிறதுங்கிறது ஒண்ணு அத்தியாபகாகனா அந்த டீச்சர் ட்ரைனிங் எடுத்துருக்கணும் நியாயவாதினா எல்லாரும் வந்து லாயர் ஆக முடியாதுல்ல அந்த லா படிக்கிறவா தானே சோ அது இட்ஸ் இட்ஸ் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் இல்லையா அதே மாதிரி வைத்தியானா அது டாக்டருக்கு படிக்கணும் சோ இந்த மாதிரி விசேஷ வித்யா வித்யா அபியாசேன ஏவ சோ விசேஷ வித்யா இங்க வந்து விசேஷம்னு ஒரு சப்தம் வித்யாங்கிறது ஒரு சப்தம் அபியாசன்னு ஒரு சப்தம் அபியாசேனன்னு ஒண்ணு ஏவன்னு ஒண்ணு நாலு வேர்டு இருக்கு விசேஷ வித்யா அபியாசேன ஏவ விசேஷமான அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் அதை கத்துக்கிறதுனாலேயே சிக்ஷிதாக சந்தக they are educated by the special education சந்தகனா பீயிங் எஜுகேட்டட் அர்த்தம் சரியா இருந்து கொண்டு ஜீவன உபாயான்னு லபந்தே சோ அவளுக்கு வந்து they get successful in life லபந்தேனா டு கெட் உபாயானு அப்படின்னா they get ideas in their life work எப்படி போனோம் அப்படின்னு புரியுறதா ஓகேவா विद्यालयेषु अध्यापकाः न्यायालयेषु न्यायवादिनः चिकित्सालयेषु वैद्याः सर्वकार सर्वक सर्वकारकार्यालयेषु कर्मचारिणश्च स्वस्वकर्माणि कुर्वन्ति சோ విద్యాలయేషు అధ్యాపకాహ சோ అధ్యాపకాహ విద్యాలయేషు ஸ்வ ஸ்வ கர்மாணி குருவந்தி ஒன்னொன்னுத்துக்கும் எடுத்துக்கணும் அத சரியா சோ அத்தியாபகாக த டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல் அப்புறம் நியாயவாதினக நியாயவாதி நியாய ஆலயேஷு சோ நியாயவாதினக அப்படின்னா லாயர்ஸ் வாதி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிபேட் பண்றவா சரியா அந்த வாதாடுறவா நியாயவாதி அப்படின்னா லாயர்ஸ் நியாயாலயேஷு நியாயாலயம் அப்படின்னா கோர்ட்டு கோர்ட்டுகளில் சிகிச்சாலயேஷு வைத்தியாக அந்த டாக்டர்ஸ் இன் தி ஹாஸ்பிட்டல்ஸ் சிகிச்சாலயா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சர்வகார காரியாலயேஷு சர்வகாரம் கவர்மெண்டினுடைய ஆபீஸ்ல காரியாலயங்களில் கர்மச்சாரினக ஒர்க்கர்ஸ் ஸ்வஸ்வ கர்மாணி குருவந்தி அவாவா தன்னுடைய வேலையை பண்றா அதாவது அத்தியாபகாக வித்யாலயேஷு ஸ்வஸ்வ கர்மாணி குருவந்தி நியாயவாதினக நியாயாலயேஷு ஸ்வஸ்வ கர்மாணி குருவந்தி वैद्याः चिक चिकित्सालयेषु कुर्वन्ति कर्मचारिणः सर्व सर्वकारकार्यालयेषु स्वस्वकर्माणि कुर्वन्ति புரியுறதா சரியா ம். நான் விபக்தி வச்சனம்லாம் ரொம்ப சொல்லல ஐ திங்க் உங்களுக்கே இதுக்கெல்லாம் தெரியும் வித்யாலயேஷுங்கிறது என்ன விபக்தி सप्तमी சப்தமி பகுவச்சனம் பகுவச்சனம் அதனாலதான் நான் சொல்லல எதுவும் சரியா அ- அடுத்தது विद्या विद्यालयेषु स्त्री पुंभेदं विना सर्वे छात्राः विद्याम् अभ्यस அபியஸ்தி अभ्यस्यन्ति ஆஹ் அபியஸ்யதி அபியஸ்யதः அபியஸ்யந்தி லட்டுல இருக்கு சோ வந்து இங்க என்ன அபியாசம் குருவந்தின்னு அர்த்தம் சோ வித்யாலயேஷு ஸ்திரீ பும் பேதம் வினா வித்யாலயங்களில் ஸ்திரீ பும் பேதம் வினா ஸ்திரீ புருஷன்கிற மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு பேதம்னா டிஃபரன்ஸ் அது இல்லாமல் வினானா வித்தவுட் சர்வே சாத்ராகா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வித்யாம் அபியசியந்தி they acquire the they learn the knowledge they get the knowledge சரியா அவ எல்லாரும் படிக்கிறான்னு அர்த்தம் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் நீ வந்து கேர்ள் அதனால அங்க போய் உட்காரு நீ வாய் அதனால இங்க உட்காருலாம் இல்ல வித்யாலயத்துல யாரும் வேணா போய் படிக்கலாம் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் சரியா ஸ்திரீ பும் வேதம் ஸ்திரீனா லேடி பும்னா man so male female male அந்த வேதம் டிஃபரன்ஸ் இல்லாம பேதம் வினா சர்வே சாத்ராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வித்யாம் வித்யை அபியசியந்தி சரியா அப்புறம் अध्यापकाः अध्यापिकाश्च अध्यापिकाश्च तान् प्रति पाठान् बोधयन्ति அத்தியாபகாக டீச்சர்ஸும் அத்தியாபிகாக டீச்சர் அத்தியாபகனா உங்களுக்கு மேல் டீச்சர் அத்தியாபிகா அப்படின்னா ஃபீமேல் சோ அத்தியாபகாக அதனுடைய ப்ளூரல் அதே மாதிரி அத்திய அத்தியாபிகாங்கிறது அத்தியாபிகாவோட புளூரல் சோ அத்தியாபகாக மேல் டீச்சர்ஸ் அத்தியாபிகாக ஃபீமேல் டீச்சர்ஸ் என்ன பண்றா தானு பிரதி பாட்டானு போதையந்தி அவளை குறிச்சி பாட்டங்களை சொல்லி கொடுக்குறா புரியுதா உம் தானு பிரதினா தானு சாத்திரானு பிரதி ஓகேவா தானுங்கிறது உங்களுக்கு என்ன சக தௌத்தே தம் தௌ தான் தான் பகுவச்சனம் தான் திருத்தியா ஆ, விபக்தி. ஆ, புல்லிங்கம் தானு பிரதி பாட்டானு போதயந்தி தே டீச் தெம் ஓகேவா பாடம் பாட்டம்ங்கிறது lessons they teach the lessons the the male teachers and the female teachers they teach the lessons to the student bodayati bodayatah bodayanti buddh சரியா प्रधानाध्यप प्रधानाध्यापकः ம். प्रधानाध्यापिका वा विद्यालयस्य सञ्चालने उत्तरा उत्तरदायित्वं वहन्ति ஆஹ் பிரதான அத்தியாபகாக பிரதான அத்தியாபகாக அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெட் மாஸ்டர் பிரதானம் அப்படின்னாலே உங்களுக்கு தலைவர்னு அர்த்தம் இங்க வந்து ஹெட் மாஸ்டர் பிரதான அத்தியாபிகா அப்படிங்கிறது ஹெட் மிஸ்ட்ரஸ் அவரோ இவாளோ வாங்கிறது ஆர் எய்தர் ஆர் இவரோ அவ அவளோ வித்யாலயசிய சஞ்சாலனே டு ரன் அ ஸ்கூல் சஞ்சாலனம் அப்படின்னாலே ரன் பண்றதுன்னு அர்த்தம் ரன் பண்றதுதான் ஓடுறதுங்கிற அர்த்தம் இல்ல சஞ்சாலனே அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு வித்யாலயசிய சஞ்சாலனே டு மேனேஜ் த ஸ்கூல் உத்தரதாயித்வம் வகந்தி தே டேக் தி கேரண்டி உத்தரதாயித்வம் அப்படின்னா அவாதான் தே டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம் the the the vahanti abdina carry the car they the headmaster or or the headmistress of the school carry the responsibility of running the school or managing the school புரியுறதா சஞ்சாலனம் அப்படிங்கிறது சஞ்சாலனே சப்தமி உத்தரதாயித்வம் வகந்தி சரியா அப்புறம் வித்யாலயான்னு அதி மனோகரான்னு நிரூபயித்தும் அத்தியாபக வர்க்க பிரதான அத்தியாபகாச்ச சக்ஷ்ருதம் பிரயத்தந்தே சஸ்ரத்தம் பிரயத்தந்தே சோ வித்யாலயான்னு அதிமனோரான்னு நிரூபயத்தும் சோ வந்து டு நிரூபணம் அப்படின்னா காண்பிக்கிறது ஆர் டு என்ன சொல்றது நிரூபணம் பண்றது வித்யாலயான்னு இந்த ஸ்கூல்களை வித்யா விபக்தி பகுவச்சனம் அது வந்து எப்படி அதுக்கு என்ன அதி அதிமனோகரான்னு நிரூபயுத்தும் to show the school to present the school in a very nice manner அதை வந்து நல்லா காண்பிக்கிறதுக்கோசரம் அத்தியாபக வர்க்காக த the teacher the vargaha அப்படின்னா group the teachers அத்தியாபகா வர teaching faculties னு அர்த்தம் பிரதான அத்தியாபகாஷ்ட அண்ட் த டீச்சர்ஸ் அந்த ஹெட் ஹெட் மாஸ்டர்ஸ் ஸ்ரத்தம் பிரயத்தந்தே தே புட் சின்சியர் எஃபர்ட்னு அர்த்தம் ஸ்ரத்தானா ஃபெய்த்து சஸ்ரத்தம்னா சின்சியர்லின்னு அர்த்தம் they sincerely make an the the teachers the teachers and the head master or head mistress make a sincere effort to present the school in a nice manner சரியா பிரயத்தந்தே யதந்தே யததே யதேதே யதந்தே எத்துங்கிற தாத்து ஆத்மனை பதத்துல இருக்கு லட்லகாரம் பிரதம புருஷ பகவச்சனம் அதோட வந்து பிராங்கிற உபசர்க்கம் சேர்ந்திருக்கு சரியா உம் அப்புறம் வித்யார்த்தினாம் சத் பிரவர்த்தனம் சதபியாசக சமயக் வித்யார்ஜன வித்யார்ஜனம் இத்தியாதிகமேவ வித்யாலயானாம் பரம லட்சியம் பவதி so what is a goal லட்சியம்னா கோல் அர்த்தம் பரமம் லட்சியம் what is the most supreme goal of the education institution அப்படின்னு பார்த்தேன்னா வித்யாலயானாம் பரமம் லட்சியம் பவதி வித்யாலயானா ஆஃப் த ஸ்கூல் பள்ளிக்கூடத்தினுடைய அர்த்தம் ஸோ ஷஷ்டி பகுவச்சனம் பள்ளிக்கூடங்களுடைய பரமம் லட்சியம் supreme goal of a school is வித்யார்த்தினாம் சத்பிரவர்த்தனம் to lead the children in the correct path சத்துனா குட்னு அர்த்தம் சத்பிரவர்த்தனம் அப்படின்னா to send them in a correct path and சத் அபியாசா டு லேர்ன் குட் திங்ஸ் சமயக் வித்யார்ஜனம் and to acquire knowledge correctly சமயக் வித்யார்ஜனம்னா தினம் ஸ்கூலுக்கு போய் தப்பு தப்பா வகத்துன்னு வருவா அப்படி இல்ல they should learn good things and நல்ல வழியில போகணும் நல்ல கத்துக்கிற வித்தியை கரெக்டா கத்துக்கணும் சமயக் வித்யார்ஜனம் அதாவது ஃபிளாலெஸ்ஸா டவுட் எல்லாம் போய் கரெக்டா கத்துக்கணும்னு அர்த்தம் நல்ல வித்யா கெட்ட வித்யான்னு ஏதாவது இருக்கான்னு அப்படிலாம் இல்ல சமயக் வித்யார்ஜனம் அப்படின்னா டவுட்லெஸ்ஸா ஃபிளாலெஸ்ஸா லேர்னிங் ஷுட் கோ ஆன் அந்த வித்யார்ஜனம் இத்தியாதிகமே இந்த மாதிரி இருக்கிறவைகள் தான் வித்யாலயானாம் பரமம் லட்சியம் these are the things these are the supreme goal of the education institution என்ன அப்படின்னா to send the children in the correct path, to make them learn the uh, good things and uh, getting acquiring a flawless knowledge. So yeah, these three things. vidyalayeshu विद्यालयेषु मातृभाषा राष्ट्रभाषा अन्तराष्ट्रीयभाषा क्वचित् क्वचित् संस्कृतमिति भाषा बो bodhyante போத்தியந்தே சோ என்னெல்லாம் வந்து what are what are the things that that that has been taught in school அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யாலயேஷு இன் ஸ்கூல்ஸ்ல என்ன மாத்ருபாஷா அப்படின்னா மதர் டங் ராஷ்டிர பாஷானா நேஷனல் லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜ் நமக்கு எதுன்னு தெரியாது பட் ஹிந்தின்னு சொல்லிப்பா எல்லாரும் ராஷ்டிர பாஷா நேஷனல் லாங்குவேஜ் அந்தராஷ்டிரிய பாஷா அப்படின்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷு அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் கொச்சித் கொச்சித் கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் இது பாஷா போத்தியந்தே சம்ஸ்கிருதம்னு ஒரு பாஷையும் சொல்லிக் கொடுப்போம் போத்தியத்தே போத்தியத்தே போத்தியந்தே ஆமா ஆமா ഭാഷേ व्यायामः केलनम् इत्या इत्यादयो अपि बोध्यते बोध्यन्ते பாஷேதர விஷயாக அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஷா இதர விஷயாக மூணு வார்த்தை இருக்கு சரியா ஆ இ சேர்ந்துட்டா குணசந்தின்னு சொல்லியிருக்கேன் நான் போன கிளாஸ் சொன்னேன் ம், இது வந்து பாஷா அப்படின்னு ஆகாரம் நிக்கிறது அது பக்கத்துல உங்களுக்கு ஈதரம் ஈ இருக்கு சோ இந்த ஆவும் ஈவும் சேர்ந்து ஏ அப்படின்னு பாஷே சரியா பாஷே நம்ம பாஷே தர அப்படின்னு மாதிரி எடுத்தோம் பாஷே தர விஷயாகா அப்படின்னா பாஷாவை தவிர பாஷானா language the things they learn other than the languages என்ன அப்படின்னா கணிதம் கணிதம்ங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் விஜயானம்ங்கிறது சயின்ஸ் சாமாஜிக விஜயானம்ங்கிறது சோசியல் சயின்ஸ் சித்திரலேఖனம்ங்கிறது ஆர்ட் வரையறது வியாயாமகிறது எக்ஸசைஸ் கேலனம்ங்கிறது கேம்ஸ் இத்தியாதையோ அப்படி போதியந்தே all these things are also taught at school other than the languages புரியுறதா ஆ மேல ஏவம் வித்யார்த்தினக சாமானிய ஞானம் பிராப்தும் Shaknuvanti. Uh, evam. So by all these things, they learn the languages, they learn the local Matra Bhasha, Rashtra Bhasha, Antarashtriya Bhasha, Sanskritam abhi. இதெல்லாம் கத்துட்ட அப்புறம் they learn maths science social studies art exercise games எல்லாம் கத்துண்டதுனால வித்யார்த்தினக தி ஸ்டூடெண்ட்ஸ் சாமானிய ஜானம் பிராப்தும் சக்னவந்தி சாமானிய ஜானம்னா general knowledge they also get the general knowledge பிராப்தும் அப்படிங்கிறது பிர ஆப்பு தூமன் பிரத்யம் Shaknuvanti. They are capable of. They are able to get the general knowledge as well. Shaknoti, Shaknutaha, Shaknuvanti Rupamo. Latlakaram Parasmaipadi Bahuvachanam. சரியா சக்னோதி சக்னுதா சக்னுவந்தி உம் இதனுடைய ரூபத்தெல்லாம் தாத்து ரூபாவளியில பாருங்க ஓகேவா அதான் நெக்ஸ்ட் வித்யார்த்தினக வித்யாலய வித்யாலய பிரங்கணே தருலதா குல்மாதீன் வர்தயதி வர்தயந்தி Hmm. So Vidyarthina, Vidyarthinaha Vardayanti. So the students make these things grow. எதெல்லாம் அப்படின்னா வித்யாலய பிராங்கனே இந்தி வித்ய ஸ்கூலினுடைய ப்ரிமைசஸ்ல பிராங்கணம்ங்கிறது ஆங்கணம் அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த கிரவுண்டுல தருல தரு லதா குல்மாதீன் தருனா மரம் லதா அப்படிங்கிறது கிரீப்பர் குல்மாதீனு அப்படிங்கிறது புஷஸ் இது எல்லாத்தையும் அவ வளர்க்கறா சரியா யாரு வித்யார்த்தினா வர்தயந்தி so they make something grow அதனால இதெல்லாம் வந்து காசல் இது வர்த வர்தயதி அப்படின்னா மேக்கிங் சம்திங் ஹேப்பன் சரியா நெக்ஸ்ட் தே தினம் தரு லதாதீன ஜலேன சிஞ்சந்தி சிஞ்சனம்னா ஸ்பிரிங்கிள் அர்த்தம் சிஞ்சதி சிஞ்சத்தகா சிஞ்சந்தி தே தேங்கிறது தே வித்யார்த்தினகா தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரதி தினம் எவ்ரிடே தரு லதாதீன ஜலேன சிஞ்சந்தி தரு ட்ரீஸ் அண்ட் கிரீப்பர்ஸ் இவைகளை ஜலேன with water they sprinkle so these students they sprinkle water on the trees and the creepers ஸ்ப்ரிங்கிள்லாம் என்ன தே வாட்டர் த பிளான்ஸ் எவ்ரிடேன்னு அர்த்தம் ஆலவால காரணேன கரணேன அங்க காரணேனன் புஸ்தகத்துல இருக்கு அது கரணேனன் மாத்திக்கோங்க கரணேன ஆலவால கரணேன பிராவரண நிர்மாணேன தான்னு ரக்ஷந்தி ஆலவாலம்ங்கிறது பாத்தி பாத்தி கட்டுறது அந்த ஜலத்தை விட்டு ஒரு பாத்தி மாதிரி ஜலம் போற வழி பண்றோம் இல்லையா அது பேரு ஆலவாலம்னு பேரு அந்த ஆலவால கரணையின அந்த ஆலவாலத்தை பாத்திய கட்டுறதுனாலையும் பிராவரண நிர்மாணையின பிராவரணம்னா ஒரு குட்டை மாதிரி ஜலம் ரொம்பி அங்க அத நிர்மாணம் பண்றதுனாலையும் தானு ரக்ஷந்தி தானு தருணு லதாதி தானு லதாதின்னு ரக்ஷந்தி அந்த அந்த மரம் கொடிகளை காப்பாற்றுகிறார்கள் சரியா நெக்ஸ்ட் एवं स्वीयकक्षासु भित्तिषु विविधाः सूक्तिः सुभाषितानि सुमनोहरं लिखन्ति ஏவம் இந்த சேம் வே ஸ்வீய கக்ஷியாசு தன்னுடைய வகு வ- கக்ஷ்யா அப்படிங்கிறது கிளாஸ் தன்னுடைய வகுப்புகளில் தன்னுடைய கிளாஸஸ்ல பித்திஷு பித்துன்னா பித்தினா செவரு செவருல விவிதாக சூக்திஹி நல்ல different types of good sayings சுபாஷிதானி நல்ல சுபாஷிதங்கள் சுமனோரகரம் லிகந்தி தே ரைட் பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங்ல they write the good sayings and சுபாஷிதானி அது எல்லாத்தையும் தன்னுடைய கக்ஷா தன்னுடைய கிளாஸ்ல இருக்கிற செவத்துல எழுதுறான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் தி சுபாஷிதாஸ் and other good sayings on the on the classroom wall அப்படின்னா செவத்துல எழுதாம சார்ட் மாதிரி ஓட்டுறான்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் वैज्ञानिकैः ऐतिहासिकैः भौ- भौगोलिकैः अन्यैश्च विविधैः विषयप्रदर्शन प्रदर्शकैः कक्ष्या अलं कुर्वन्ति உம் சோ சித்திரலேகனைஹி அப்படின்னா நிறைய டிராயிங்ஸ் அதனாலையும் ஆஹ் சித்திரலேகனைஹி வைஜானிகைஹி ஐதிஹாசிகைஹி பூகோளி பௌகோளிகைஹி அந்யைஹி ச விவிதைஹி விஷய பிரதர்ஷகைஹி கக்ஷாம் அலங்க அலங்குர்வந்தி அவ என்ன பண்றா நிறைய டிராயிங்ஸ் அதுக்கப்புறம் வைஜானிகம் அப்படின்னா சயின்டிபிக் விஷயம் ஐதிஹாசிகம் அப்படின்னா ஹிஸ்டாரிக் விஷயம் பௌகோலிகம்னா ஜாகிரபி பேஸ்டு அந்நேஷ விவிதைகி பலவிதமான விஷய பிரதர்ஷகம்னா சார்ட் மாதிரி விஷயத்தை வந்து பிரதர்ஷனம் பண்றது அந்த மாதிரி அந்த சார்ட்டுனால கக்ஷியாம் அலங்குருவந்தி they decorate the classroom they decorate the classrooms with paintings scientific based on science historical and uh, geographical things. They present it in the on the classroom wall with uh, different uh, through charts. seriya adukapram samaya sarinim அதுக்கப்புறம் vidyalayeshu ganta ganta vadanam bhavati samaya sarinim அனுஸ்ருத்திய சோ சமய சாரணி அப்படின்னா time table based on the time table அனுசரித்தியானா based so following the time table சர்ருங்க சிறு சருங்கிறது தான் சரத்தின்னு ஃபார்மு அணுங்கிறது உபசர்க்கம் லெப்பில் இருக்கு அனுசரித்திய so based on the time table வித்யாலயேஷு கண்டாவாதனம் பவதி கண்டாவாதனம்னா மணி அடிக்கிறது bell rings according to the time table எப்போ வந்து பிரேக்கோ அப்போ அடிக்கும் ஒரு கிளாஸ் ரூம் முடிஞ்சோடனே ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே அடுத்த கிளாஸ் நடுவில் பெல் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி it is all based on the time table சரணா சம சமய ah next I will read yeah Rajalakshmi set to some others read తదా అధ్యాపకాః విద్యార్థినశ్చ విషయాంతర పఠన పాఠనోయోః ప్రవర్తంతే తదా అధ్యాపకాః విద్యార్థినః చ తదా during that time okay during that time அத்தியாபகாக டீச்சர்ஸ் अण्ड् ஸ்டூடெண்ட்ஸ் விஷயாந்தர பட்டன பாட்டனையோகோ பிரவர்த்தந்தே விஷயாந்தரம் அப்படின்னா சயின்ஸ் பீரியட் நடந்துட்டு இருக்கு பெல் அடிச்சோடனே விஷயாந்தரம் அப்படின்னா இன்னொரு விஷயம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போறான்னு அர்த்தம் விஷயாந்தர பட்டன பாட்டைய பாட்டனையோகோ பிரவர்த்தந்தே சோ வந்து பட்டனம்ங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு போகணும் பாட்டனம்ங்கிறது டீச்சருக்கு போகணும் so the teacher teachers different subject இந்த next period the student also learns a different subject in the next period after the bell goes, after the bell rings. சரியா பிரவர்த்தந்தே வர்த்ததே உங்களுக்கு வந்து வர்த்து தாத்து அது பிற வந்து உபசர்க்கமா இருக்கு லட்டு பிரதம புருஷா பகுவச்சனம் அப்புறம் மத்தியானே கண்டா பரிமிதா அந்தர்வேளா பவதி ஆஹ் சோ வந்து மத்தியானே இந்த ஆஃப்டர்நூன் கண்டா பரிமிதா அப்படின்னா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு அந்தர்வேலா பவதி there will be a break interval interval ததா கேச்சித் போக்தும் கிரகம் கச்சந்தி some people some children go home to have lunch போக்தும்னா போஜனம் கர்த்தும்னு அர்த்தம் சாப்பிடுறதுன்னு அர்த்தம் போக்தும் தும்னு ததா போக்தும் கேச்சித்து சில பேரு போக்தும் கிரகம் கச்சந்தி they go home to have food அதுக்கப்புறம் கேச்சித்து ஆனீதம் பலாஹாரம் அல்பாஹாரம் வா பட்சந்தி ஆஹ் பக்ஷயந்தி கேச்சித்து சில பேர் வந்து ஆனீதம் வாட் எவர் தே பிராட்னோ அந்த பலாகாரம் அந்த ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா அல்பாகாரம் அல்பாகாரம்னா டிஃபன் டிஃபன் மாதிரி அத வந்து பக்ஷயந்தி சாப்பிடுறா பிராத்த சமய பிரார்த்தனா சமாவேஷோ பவதி பிராத்த during the day during the morning morning இந்த மார்னிங்ல வந்து என்ன ஆகும் பிரார்த்தனா சமாவேஷா பவதி there be a get together for prayer சர்வே வித்யார் विद्यार्थिनः अध्यापकाश्च अ, सम्मिलन्ति तदा विद्यार्थिनां कृते उपदेश वचनानि अन्याश्च विद्यालयसम्बन्धि सम्बन्धिन्य सम्बन्धित्य सूचनाः दीयन्ते சம்பந்த் சம்பந்தின்யா சூச்சனாக சம்பந்தினி சம்பந்தின்யௌ சம்பந்தின்யா சரியா सम्बन्धिन्यः ஆஹ் சூச்சனாக்கு போறது அது ஓகேவா சூச்சனான நோட்டீஸ்னு அர்த்தம் இன்ஃபர்மேஷன் தத்ர சர்வே வித்யார்த்தினக அங்க அங்கனா குத்திர பிராத்தஸ் சமயே டூரிங் த மார்னிங் சர்வே வித்யார்த்தினக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அத்தியாபகாக ஆல் டீச்சர்ஸ் சம்மிலந்தி தே ஆல் கெட் டுகெதர் சேர்றா மிலந்தினா சேர்றது சம்மிலந்தேனா தே ஆல் கெட் டுகெதர் ததா டியூரிங் தட் டைம் வித்யார்த்தினாம் கிருதே உபதேச வச்சனானி இந்த மார்னிங் பிரேயர் டைம்ல தான் வித்யார்த்தினாம் கிருதே ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உபதேச வச்சனானின்னா அட்வைசர் சரியா உபதேச வச்சனங்கள் அந்யாகாச்ச வித்யாலய சம்பந்தின்யா சூச்சனாக தீயந்தே அண்ட் அந்யாக மத்த வித்யாலய சம்பந்தின்யா வித்யாலய சம்பந்தப்பட்ட த திங்ஸ் ரிலேட்டட் டு வித்யாலயம் அந்த விஷயங்கள் சூச்சனாகான நோட்டீசஸ் அது எல்லாமே தீயந்தே கொடுக்கப்படுகின்றன சாயம் சமயே சர்வேஷாம் தீயதே தீயந்தே ஓகேவா साय समये सर्वेषां विद्यार्थिनां खेलनार्थं विविधाः क्रीडा समयोजिता भवन्ति समायोजिताः भवन्ति समायोजिता भवन्ति सायं समये इन् द ईवनिङ्ग् एन्न सर्वेषां विद्यार्थिनां फार् आल् द स्टूडेण्ट्स् खेलनार्थं फार् प्लेयिङ्ग् विविधाः क्रीडाः डिफ्रेण्ट् गेम्स् समायोजिताः भवन्ति will be arranged will be planned in the evening இந்த evening different games are planned for the children to play around சரியா அப்புறம் विद्यालयाः देशस्य भविष्यभाग्यरेखालया भवन्ति एवं विद्यालयाः due to all these reasons whatever been said uh, uh, about yeah அந்த காரணத்தினால தேசஸ்ய வித்யாலயாக இந்த ஸ்கூல்லாம் பள்ளிக்கூடங்கள் என்ன அப்படின்னா தேசஸ்ய இந்த நாட்டினுடைய பவிஷ்யத் பாக்யரேகாலயாக பவந்தி இட் இஸ் தி future of India பவிஷ்யத்துங்கிறது ஃபியூச்சர் ரேகாலயா ரேகம்னா கோடுன்னு அர்த்தம் ரேகானா ஆலயம்னா அபோர்டுன்னு அர்த்தம் it is the abode of the future of India சரியா இந்தியாவினுடைய ஃபியூச்சர் எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவா தான் நாளைக்கு are going to be a responsible citizen இல்லையா இந்த இந்த schools are the base to have a good Indian citizens ஓகேவா இதோட இந்த பாடம் இஸ் ஓவர் நம்ம இதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் அடுத்த கிளாஸ்ல வி வில் டிஸ்கஸ் சரியா சுத்தி uh,